crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே வந்து ஜூலை டுவெண்ட்டி எயிட் டைம் இப்போ ஒரு டுவெல் எயிட் ஆகுது இப்போ சடனாக ஒரு பெரிய கேண்டில் அப்பர் சைடில் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குது அதனால் நமக்கு இப்போ பைக்கால் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நமக்கு இந்த சார்ட்டில் எப்போல்லாம் ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும் அதாவது இப்போ கரண்ட்டில் செல் கால் போச்சுன்னா நெக்ஸ்ட்டு பை கால் வரும் பை கால்னால் செல் கால் வரும் ஸோ ட்ரெண்டு மாறும்போது மட்டும் நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வர மாதிரி நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம் இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆகிருக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூனில் ஒரு டுவெல் பிஎம் மார்க்கெட் பார்க்குறோம் ஸோ புதுசாக வரவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தரோம் நம்ம எவ்ரிடே டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் நம்ம மன் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்மில் என்ன மாதிரி கால் வருது வர்ற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இதை தான் நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ்டாக அனலைஸ் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இதில் buy at seven eight eighty டூன் இருக்குல்ல அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் அதான் நம்மளுடைய என்ட்ரி குரிய லைன் மேலே இருக்க green colour lines target line கீழே இருக்க red colour line stop loss line இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் கிட்டக்க பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது செவன் எயிட் எயிட்டி டூ தான் என்ட்ரி பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா seven nine zero one point seventy ஒன்னு இருக்குது so seven nine zero two போகணும் டுவெண்ட்டி பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி பாயிண்ட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத நம்ம லைவாக வந்து பார்க்க போகிறோம் எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லைவில் கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது இது வந்து மேலே போகுதா இல்லை மார்க்கெட்டினுடைய ஸ்லோ மூவிங்னால் இறங்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு seven thousand five hundred range six hundred range இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் ட்ரேடிங் போகுது இப்போ அகைன் வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்திருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போ இது வந்து கண்டினியூஷன் வந்து எயிட் தௌசண்ட் போகுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணியே பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் அந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டார்கெட்டையும் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது ஃபார்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ நமக்கு ஜென்ரேட்டான ஒரு பைக்கால் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் கிடச்சிச்சு அப்படின்னா இதை நீங்கள் நல்லா வச்சு யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம் இதில் வர சிக்னல்ஸை யூஸ் பண்ணி ட்ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ